ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போனால் அதாவது நம்ம சேனலை க்ரோத் பண்ணுன்ட்டு நம்ம பல முயற்சிகள் எடுத்திருக்கோம் அந்த பல முயற்சிகளும் தோற்று தான் போவோம் அதாவது நான் மற்ற சேனலை பற்றி கம்பேர் பண்ணல என்னுடைய ஃபீலிங்ஸ் எதாவோ அதை நான் சொல்கிறேன் என்னோடய சேனலில் நான் என்னென்ன வழிபட்டேன் அதை பற்றி அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நான் மற்ற சேனலில் போய் பார்த்தேன் மற்ற சேனல்கிட்ட வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நான் பல சேனலில் கேட்டிருந்தேன் அப்படி கேட்டதுனால யாரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணல சில பேர் பண்ணாங்க அதனால் அந்த ஹெல்ப் பண்ணாலும் பெருசாக எந்த ஒரு பலனும் இல்லை அதனால் நீங்கள் அப்படி போய் மற்றவங்கிட்ட கேட்குற பதில் நீங்கள் அந்த கேட்குற டைமில் வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட்டோ புதுசாக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசித்து உக்காந்து ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் வரும் உங்களை உங்கள் சேனலை பிடிச்சி வர சப்ஸ்கிரைப்ஸரும் வருவாங்க ஒரு சேனலில் நான் பார்த்தேன் அந்த சேனலோட பேரை நான் சொல்ல விரும்பல அதாவது அந்த சேனலில் வந்து ஒரு ஆப் பற்றி சொன்னாங்க அந்த ஆப்பில் போனோம்னா சப்பர் சப் அப்படின்ட்டு அந்த ஆப் சொன்னாங்க அந்த ஆப்பில் போயிட்டு நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படி ட்ரை பண்ணதில் என்ன ஒரு அன்பெனிஃபிட்னா சப்பர் சப் உடனே இன்க்ரீஸ் ஆகும் நம்மளும் அதை சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு நான் அவங்களுக்கு சப் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் நம்மளும் சேனலை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க இப்படியே பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்க அவங்க வந்து கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாள் கழித்து அவங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க நம்ம மட்டும் அவங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே இருப்போம் அவங்க வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க இதனால் அந்த ப்ராப்ளம் வருது அதனால் யாரும் இந்த மாட்டம் மற்ற சேனலை சொல்கிறதா கேட்காதீங்க நீங்கள் மற்ற சேனல்கிட்ட ஹெல்ப் கேட்கறது பதிலாக நீங்களும் புதுசாக ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணி வீடியோ அப்லோட்ஸ் கேட்பாருங்க ஏன்னா மற்றவன்ட்ட கேட்குறது வேஸ்ட் டைம் இல்லை அதனால் மற்றவங்ககிட்ட போயிட்டு யாரும் ஹெல்ப் கேட்காதீங்க நீங்களும் ஓனா முன்னேறி வாங்க அப்போ தான் உங்கள் சேனலை பிடிச்சி வரவங்களும் பல பேர் இருப்பாங்க ஏன்னா மற்றவங்ககிட்ட போயிட்டு ஹெல்ப் பண்ணால் யூஸ் அவங்களுக்கும் இல்லை நமக்கும் இல்லை அவங்களுக்கு வந்து என்னடா இவன் இப்படி நம்மகிட்ட கேட்டுகிட்டே இருக்கான்ட்டு அவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆகும் நம்மளுக்கும் ஒரு இதுவும் ஆகும் அதனால் மற்ற சேனல்கிட்ட ஹெல்ப் கேட்கறத விட்டு நீங்களும் ஓனாக கண்டென்ட் ரெடி பண்ணி வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இது என்னுடைய ரொம்ப நாள் கழித்து அப்லோட் பண்ணுற வீடியோ இது கண்டிப்பாக நீங்கள் என் என்னோடய வீடியோ பார்த்து லைக் பண்ணிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க யார்ட்டையும் ஹெல்ப் கேட்குற பதிலாக நீங்களும் உட்காந்து க்ரியேட் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி வீடியோ போட ட்ரை பண்ணுங்கள் தோட்ட ஹெல்ப் கேட்கறது பதிலாக நீங்களும் உட்காந்து முன்னேறி வாங்க நான் உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன் பாய்